வணக்கம் தியானம் பண்ண மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் தியானம் பண்ணலான்னு உக்காந்தா ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியலையே எவ்வளவோ எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு மேலே உட்காரவே முடியல நான் எழுந்துடுறேன் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியலையே எப்படி நான் தியானம் பண்ணுறது எப்படி நான் மன அமைதி அடையிறது அப்படின்ற குழப்பம் உங்ககிட்ட இருக்கா நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தியானம் பண்ணுறது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா நாம் வந்து பரபரன்னு சுற்றிக்கிட்டே இருந்தவங்க எண்ணங்கள் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம எதை பற்றியாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படி இருந்து அமைதியாக உட்கார்றது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம உடலால் அமைதியாக உட்காடுறதும் கஷ்டம் மனதால் அமைதியாக உட்காடுறதும் கஷ்டம் ஸோ தியானங்களில் பல முறை இருக்குது இப்போ சில பேர் வந்து கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர் விளக்கை பார்த்து உட்காருவாங்க சில பேர் வந்து ஏதாவது மந்திரத்தை ஜெபிப்பாங்க சில பேர் ஏழு சக்கரங்களில் ஏதாவது ஒரு பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணுவாங்க ஸோ அப்படி பல விதமான தியான முறைகள் இருக்குது நான் ஒரு சிம்பிளான தியான முறையை சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் நாளைக்கு தியானம் பண்ணும்போது உட்காருங்க நீங்கள் உட்கார்ந்த உடனேயே உங்களுக்கு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கா அதை கவனிங்க நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவில் என்ன தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் உங்களோட முதல் பணி ஸோ அதை பாருங்கள் ஸோ என்னென்ன எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது எங்கேயாவது கேப்பு கிடைக்குதா கொஞ்சமாவது அமைதி கிடைக்குதா ஸோ அந்த ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து உங்களால் பண்ண முடியும் அதே மாதிரி உங்கள் எண்ணங்கள் நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் அது என்ன மாதிரி ஒரு பேட்டர்னில் சுற்றிக்கிட்டு இருக்குது இதை பற்றி ஒரு எண்ணம் வருது அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போகுது திரும்ப இங்கேயோ வருது திரும்ப எங்கேயோ போகுது அப்படி அந்த எண்ணங்கள் வந்து அப்படியே சுழந்துக்கிட்டே இருக்குது இந்தியாவில் இருக்குது அமெரிக்காவுக்கு போகுது திருவண்ணாமலைக்கு போகுது மதுரைக்கு போகுது அங்கே இங்கே சொந்தக்காரங்க இருந்தால் அப்படி இப்படின்னு எண்ணங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது எனவே அதை பாருங்கள் ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது நம்ம லட்சியமான ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவில் என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்ம உணர முடியும் இது கொஞ்சம் கஷ்டம்தான் இது கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் மனசில் ஒரு விடாமுயற்சியோட தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க டெய்லி கொஞ்சம் நேரம் டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷமாவது உட்காருங்களேன் ஆரம்பத்தில் ஸோ இப்படி டெய்லி பண்ண பண்ண பண்ண ஒரு கட்டத்தில் ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்றத நீங்கள் உணர்ந்துப்பீங்க அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறது உங்களுக்கு வந்து கஷ்டமான காரியமே கிடையாது ரொம்ப சுலபமான காரியமாக அமைஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை உங்களுக்கே புரிஞ்சிடும் அந்த அமைதியை நீங்கள் உணர்வீங்க அதில் இன்னும் ஆழமாக போகணும்னு பார்ப்பீங்க ஸோ அது உங்கள் விருப்பப்படி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகருவீங்க எனவே ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிங்க டெய்லி கொஞ்ச நேரம் உட்காருங்க தியானம் பண்ணுங்கள் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு கூட நீங்கள் இதை எண்ணங்களை கவனிக்கலாம் ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்றத கவனிக்கலாம் கவனித்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி நல்ல விதமாக மாறும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நல்லதே உங்களுக்கு நடக்கும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக அமையும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்